வணக்கம் என் பெயர் நந்தினி நான் எட்டாம் வகுப்பு படிக்கின்றேன் பதிமூன்று வயது மாணவியின் வாழ்க்கையில் புத்தகம் வாசிப்பது அப்படி என்ன மாற்றத்தை நேர்த்தியிருக்கும் என்று நீங்கள் நினைக்கலாம் அதனை கூறத்தான் நான் இங்கு வந்துள்ளேன் ஆயிரம் புத்தகங்களை படித்து ஒருவனை காட்டு அவன்தான் எனக்கு வழிகாட்டு என்று கூறினார் ஜூலியர் சீசர் அப்படி ஆயிரம் புத்தகங்களை படிப்பதே எனது கனவு அந்த கனவு எனக்கு வருவதற்குடைய காரணத்தை நான் கூறுகிறேன் என் நிறத்தை பார்த்து கேலி செய்யாதவர்களே கிடையாது ஏன் எனது நண்பர்கள் கூட என்னை கேலி செய்வார்கள் ஆனால் அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை புத்தகம் வாசிப்பதில் மட்டுமே எனது கவனத்தை செலுத்தினேன் அதனை படிக்க படிக்கத்தான் எனக்கு புரிந்தது புத்தகம் வாசித்தால் நேரம் போவதே தெரியவில்லை என்று சிறு புத்தகங்கள் புத்தகங்களிலிருந்து ஐநூறு மற்றும் ஆயிரம் பக்க புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தேன் அதனை படிக்க படிக்க எனது கற்பனை திறனும் படிக்கும் ஆற்றலும் வளர்ந்தது யாரெல்லாம் என் நிறத்தை பார்த்து கேலி செய்தார்களோ யாரெல்லாம் ஏன் புத்தகம் வாசித்து உன் நேரத்தை வீணடிக்கிறாய் என்று கேலி செய்தார்களோ அவர்களே நான் சிறந்த மாணவியாக வந்தவுடன் என்னை பாராட்டினார்கள் நான் சிறந்த மாணவியாக வந்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது நான் புத்தகம் வாசித்ததால் நான் பட்ட அவமானங்கள் மறைந்தன எனது கதையை பார்த்தால் வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகின்றது போர் முடிந்த இரவு வேளையில் ஒருவர் புத்தகம் வாசித்துக் கொண்டிருந்தார் அவரை பார்த்து ஒரு பெண்மணி கேட்டார் ஏன் எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் நீர் மட்டும் புத்தகம் வாசிக்கிறாய் என்று அதற்கு அந்த நபர் சொன்னார் இந்த படையில் சிப்பாயாக பணிபுரியும் நான் ஒரு நாள் இந்த படைக்கு தலைவனாக வேண்டும் என்று அப்படி தன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டிருந்த அவர் ஒரு நாள் அந்த படைக்கு மட்டுமல்ல அந்த நாட்டிற்கே மன்னனானார் அவர்தான் பிரான்ஸ் நாட்டை ஆண்ட மாவீரர் நெப்போலியன் அவரை போல்தானே எனக்கும் நேர்ந்தது என்னை பார்த்து கேலி செய்தவர்கள் நான் சிறந்த மாணவியாக வளர்வேன் என்று எதிர்பார்த்திருப்பார்களா கண்டிப்பாக கிடையாது நான் என் மேல் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டதால் நான் சிறந்த மாணவியாக விளங்கினேன் உங்கள் மேல் நீங்கள் ஆழ்ந்த நம்பிக்கை கொள்ளுங்கள் புத்தகம் வாசித்ததலை பழக்கமாக நினையுங்கள் பொழுதுபோக்காக நினைக்காதீர்கள் அது உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருந்து உங்களை கண்டிப்பாக முன்னேற்றும் என்று என்னால் உறுதியாக கூற முடியும் நன்றி வணக்கம்